அனைவருக்கும் வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படி நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு buy at thirty six thousand four naught seven அப்படின்ட்டு பைக்கால் வந்திருக்கு பட் பைக்கால் வந்து நெக்ஸ்ட் செகண்டே பாருங்கள் மார்க்கெட் செம்ம டவுனில் இறங்கிட்டு இருக்கு ஸோ இப்போ சடன் ஒரு ரெக்கவரி இப்போ thirty six again four hundred ரேஞ்சுக்கு வருது so thirty six four hundred கரெக்டாக அந்த ஃபோர் நாட் செவனில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் டச் ஆகாமல் மேலே வந்து ரெக்கவரி கொடுத்துருச்சு ஆல்மோஸ்ட் வந்து டச் ஆகிற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு பட் ரெக்கவரி ஸோ இது ஓப்பன் மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே கால் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு கால் வருது இல்லை செல் கால் வருதுனாலும் சரி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஒன் மினிட் கழிச்சு நைன் சிக்ஸ்டீனுக்கு தான் வரும் யூஸ்வலாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அதுவே கேண்டில் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ உங்களுடைய வேலை ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி வரும் கால்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் லாஸ்னு ஃபுல்லாகவே டீட்டெயில் உங்களுக்கு கிடச்சிரும் அடுத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கும் பைட் ரன்னா க்ரீன் கலர் செல்ட்ரன்னா ரெட் கலர்னு அதான் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் ட்ரேடிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் சேம் கலராக இருக்கும் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இப்போ கூட பார்க்கும்போது ஓகே க்ரீன் கலரில் போயிட்டுருக்கு நமக்கு வந்து இன்னும் ஒரு பையிங் மோடில் இருக்குது பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம் இன்னும் டார்கெட் ஸ்டாப்லாஸ் எதுவும் டச் ஆகலை ஸோ ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்து வந்துடலாம் இதில் மேலே ஃபஸ்ட் டார்கெட் வந்து சொன்ன மாதிரி தான் நைன்டி ஒன் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ninety one point break out பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் கேண்டில் ஒரு பெரிய மொமெண்டம் ரேலியாக இருந்தாலும் செகண்ட் கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏறிட்டு வருது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான் ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் அந்த பையிங் ரேஞ்சில் ட்ரேடிங் போனாலும் ஃபோர்த் கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்கு so thirty six thousand five hundred வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான ரேஞ்ச் அதனால் கொஞ்சம் அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் த்ரீ கேண்டில் வந்து அதால் பிரேக் அவுட் பண்ண முடியல பட் ஃபோர்த் கேண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் டென்னுக்கு மேலே ஏறிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் நம்ம கிடைச்ச பைக்கால் ஃபோர் மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா Nifty future one minute chart தான் ஸோ நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டிலே ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு மீன்வெயில் நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபோர்த் கேண்டில் தான் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு seventeen thousand four fifty three தான் என்ட்ரி பாயிண்ட் இதில் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி சிக்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட் மேலே இருக்குது செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ அது வரைக்கும் பிரேக் அவுட் வந்து இப்போ கொடுத்துருக்கு இப்போ தான் செகண்ட் ஆர்ட்டும் அச்சீவ் ஆயிருக்கு மீன்வெல் நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது இந்த டயத்தில் ஸோ அந்த சார்ட்டையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை அந்த ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வர அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ